வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம ஜஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக ரிஷபராசிக்காரர்களுக்கு என் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் சரிங்களா ரிஷபராசிக்காரங்க இப்போ தான் வந்து அஷ்டம சனியின் தாக்கம் முடிந்தது அஷ்டமசனி தாக்கம் முடிந்து அநேகமாக ஒரு வருடம் முடிய போகுது ஏறத்தாழ ஒரு வருடம் முடிய போகுது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுபட்டுட்டு வரீங்க வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கான வித்தியாசம் இந்த ஒரு வருட காலத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அப்படி தெரியலைன்னா தசாபுட்டியில் உங்களுக்கு பெரிதாக மாறுபாடு ஏற்பட்டிருக்காரு அதனால தான் தெரியாமல் இருந்திருக்கும் ஏன்னா சனிப்பெயர்ச்சி கடந்த வருடம் ரொம்ப அதிகமாக பாதிச்சிருக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப அதிகமாக பாதிச்சிருக்கும் முக்கியமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டு காலகட்டங்கள்லாம் ஒரு கடுமையான காலகட்டங்களாக உங்களுக்கு ரெண்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுங்கிறது ஒரு ரெக்கவரிங் ஸ்டேஜ் கண்டிப்பாக ஒரு அத்தியாயத்துலேருந்து இன்னொரு அத்தியாயத்துக்கு நீங்கள் நுழைஞ்சிட்டு இருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தொன்று கண்டிப்பாக அதுக்கான மாற்றங்கள் அதிகமாக நிகழும் அதுக்கு உங்கள் டசா பற்றி ஒத்துழைக்கும் நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்லிகிட்டு இருக்க மாதிரி உங்கள் பிறப்பு என்பது தனி பிறப்பு ஒரு கோடி பேர் இரண்டு கோடி பேர் ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க எல்லாருக்குமே பொருண்டாரு ஒரு ஐம்பது சதவீத புலன்கள் சரியாக பொருணும் ஏன்னா பொறுப்பலன்கள் தான் நம்ம சொல்ல முடியும் உங்கள் சுயஜாதகம் பார்த்தா தான் உங்களுக்கென்று தனித்துவ பலன்கள் சொல்ல முடியும் சரிங்களா ரிஷப ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க கடுமையாக உழைப்பாங்க மாடு மாதிரி உழைப்பாங்க அதுதான் மாடு சின்னம் எதையுமே அடுத்து திட்டுங்க மிரட்டுங்க இல்லை கண்டுக்காமல் போங்க என்ன வேணாலும் போங்க ரொம்ப க அன்பானவங்க பாசமானவங்க பாசத்துக்கு அடிமையானவங்க ரொம்ப நேர்மையாக இருக்கணும் ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க அதுவும் இல்லாமல் முக்கியமான ரோகிணிலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள விட ஒரு பர்சன்ஸ் கிடைக்க முடியாது ரோகிணி நட்சத்திரத்தில் பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப ஹெவியாக அவங்களுக்கு ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட டேலண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இயல்பலியாக அந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கார்த்திகைங்கிறது வந்து மாடு மாதிரி உழைப்பாங்க இப்படியே ஒரு மேனேஜிங் கெப்பாபிலிட்டிங்கிறது இயல்பாக இருக்கும் பத்து பேர் ஒரே நேரத்தில் வேலைக்கு வாங்குவாங்க சரி அப்படிப்பட்ட உங்களுக்கே அந்த கடைசி ரெண்டு வருஷம் கொஞ்சம் பலவிதமான மாதர்கள் பலவிதமான கடின சூழ்நிலைகள் அவங்க இதை எப்படி தாண்டி வராங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து குருவும் சனி இருக்குது ராசியில் ராகு இருக்குது ஏழாம் இடத்துல கேது இருக்குது நம்ம பலன்கள் சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சிங்கன்னா அதுதான் முக்கியமான பயிற்சின்னு சொல்லுவோம் ஏன்னா இதுதான் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஒரு மாறுபாட்டை உண்டாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுதான் ஒரு ஒரு நிகழ்வுகளில் வாழ்க்கை நிகழ்வுகளில் ஒரு பெரிய மாறுபாடு அப்படிங்கிறது உருவாக்கும் ஒரு திருமணம் சரி தொழில் சரி ஏதோ ஒரு வகையில் மாற்றம் தசாபுத்தியோடு இணைந்து செயல்படும் அப்படின்னா இப்போ குருவும் சனியும் ஒன்பதாம் இடத்துல இருக்குது ஒன்பதாம் இடம்னா என்னங்க தண்டை சார்ந்த ஒரு தண்டை சார்ந்த உதவிகள் தண்டை வழி சார்ந்த உதவிகள் இல்லை தண்டையோட உதவுமுறை சார்ந்த உதவிகள் அப்படிங்கிற இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்து கிடைக்கணும்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுக்கு சாதகமாக அமையும்னா தசாபுத்தி ஒத்துழைக்கணும் இது ஏன் பூர்வீகம் தமிழ் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தசாபதிக்கு வரனா அதுதான் உங்கள் கர்மா உங்கள் கர்மா என்னன்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலும் தெரியும் அப்படின்னா தண்டை வழி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அதிகமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிகமாக ஈடுபடுவீங்க அப்புறம் வந்து சுற்றுலா செல்வர் ஒரு வேறு ஒரு ஊருக்கு மட்டும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போடுறது இல்லை புதுசாக நீங்கள் ஒரு கோர்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறது புதுசாக ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை ஒரு குருவோட தொடர்பு கிடைக்கிறது இல்லை குருவுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு அசிஸ்டண்ட்டாக சேர்றது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இயல்பாகவே தானாகவே அமையும் நீங்கள் போய் செய்ய தேவையில்லை உங்களை தேடி இது எல்லாமே வரும் ஏன்னா குருவும் சனியும் எந்த பாவத்தில் இருக்கும் அந்த பாவம் அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கும் அப்போ நான் எட்டாம் அதிபதி ஒம்பது பத்து பதினொன்றாம் மதிப்பெரிய எல்லாமே ப ஒன்பதாம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா தண்டை வழி சார்ந்த ஒரு ஒளிவு மறைவான விஷயங்களும் இருக்கும் ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் அதாவது வெளியூருக்கு போனால் வேலை செய்கிற மாதிரி அமைப்பு ஏற்படும் ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும் நல்ல ஸ்டேட்டஸும் உயர்வா உயர்வு கிடைக்கிறதுக்கும் ஒரு நல்ல மரியாதை கிடைக்கிறதுக்கும் ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருக்கும் ஒன்பதாம் இடம்னா என்னன்னு தெரியுமாங்க ஒரு ஒரு ஒரு அசிஸ்டன்ஸுங்கிற இருந்து ஒரு மேனேஜருங்கிற ஸ்டேட்டுக்கு போகிறது அதுதான் அந்த மேனேஜருங்கிற ஸ்டேட்டு வரணும்னா உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கணும் சரிங்களா அப்படி இருந்தால் தான் அது வரும் சரி அடுத்தது வந்து ராசியிலேயே உங்கள் ராசியிலேயே ராகுவும் ஏழாம் இடத்துலேயே கேது இருக்குது அப்படின்னா ராசியில் ராகு சஞ்சரிக்கலாம் என்னென்னா உங்களுக்கு அதிகமாக குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் அது செய்யலாம் இது செய்யலாம் ஒரே நேரத்தில் பத்து வேலை செய்ய யோசிப்பீங்க அது செய்யலாம் அது பல வேலை வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு டைம் பத்தாரு ஏற்கனவே நீங்கள் வேலை செய்கிறவங்க உங்களுக்கு நாலஞ்சு வேலையை தள்ளனா எப்படி இருக்கும் நீங்களும் அதே மாதிரி கால் வைப்பீங்க அது அது இது இது இது இது அப்படின்னு நிறையா மல்டி மல்டி டைமென்ஷன்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஒர்க் வர நீங்கள் ஈடுபடுத்திப்பீங்க அதுவும் இல்லாமல் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறனால பார்ட்னர்ஷிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவியாக இருந்துச்சுன்னா சில பேச்சு சம்மந்தப்பட்டத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவீங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க இதனாலே ஒரு கருத்து வேறுபாடு உருவாகலாம் அப்படி இல்லைன்னா அவங்க கிட்ட ஒரு விஷயம் எதிர்பார்ப்பீங்க ஆனால் நடக்காது இப்படிலாம் நினச்சோமே ஆனால் அவர் ஒத்துக்கலையே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் தோணும் கணவரோ மனைவியோ என்ன நினைக்கிறாங்களோ கொஞ்சம் அமைதியாக நீங்கள் போகிறது நல்லது நீங்கள் ஒரு பெருசாக நினச்சி வச்சுருப்பீங்க அவங்க வேறு டைமென்ஷனில் வேறு நினச்சி வச்சுருப்பாங்க இந்த மாறுபாடு ஏற்படலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து சகித்து கொள்வது நல்லது சரிங்களா சில டைமில் நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி நீங்களே பிஹேவ் பண்ணுவீங்க இல்லைனா நீங்கள் பிஹேவ் பண்ணுவீங்க அது ஆப்போசிட் ஹேண்டில் வேறு மாதிரி ரியாக்ஷன் வரும் இந்த ஆக்ஷன் ரியாக்ஷனுங்கிறது கொஞ்சம் ஆப்போசிட்டாகவே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த மாதிரி விஷயங்கள் மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது சரிங்க அப்படின்னா ஒரு பொது பலன்கள் இவ்வளோ சொல்ல முடியுதுன்னா அடுத்தது வந்து உங்கள் கர்மா இதை செஞ்சால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்த நான் சொல்கிறேன் ஒரு வேலை அடுத்தவங்களுக்கு வேலைக்கு உதவி செய்யுங்க இல்லை வேலை செய்வதற்கான ஐடியாக்களை கொடுங்க இல்லை வேலை உருவாகும் ஐடியா வேலை தொழில் எப்படி செய்வது உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் தாராளமாக சோசியல் மீடியாவிலையோ நண்பர்களுக்கோ உதவி செய்யுங்க இல்லை அடுத்தவங்க சொன்னதை பகிருங்க சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை அடுத்தவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மீடியேட்டராக இருக்கணும் இந்த மாதிரி அதாவது நீங்களே தாராளமாக இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் பார்ட்னருக்கோ நீங்கள் அப்படி பண்ண பண்ண உங்களுக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மேன்மை அடையும் வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது என்னை வாட்ஸ்அப்பில் வந்துட்டு என்கிட்ட பேசலாம் நன்றி ஓம் சிவோம்